ஹலோ குட் ஈவினிங் ஆல் நம்ம இங்க என்ன பார்க்க போறோம்னா எக்ஸிஸ்டிங் நிசான் கஸ்டமருடைய பர்ச்சேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் அவங்க என்கொயரியில இருந்து test drive booking delivery process வரைக்கும் எப்படி சாட்டிஸ்ஃபைடா எடுத்துட்டு போறாங்கன்றத அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண போறாங்க நம்ம கூட நம்ம வந்து நிசான் அம்பத்தூர் ஷோரூம் வந்து பாக்குறோம் நம்ம ஷோரூம் வேற எங்க இருக்குன்னா வேலைச்சேரியில இருக்கு கிண்டியில இருக்கு நம்ம ஷோரூம் சாரி திருவள்ளூர்ல இருக்கு நம்ம ஷோரூம் சர்வீஸ் சென்டர் எங்கெங்க இருக்கு பாத்தீங்கன்னா அம்பத்தூர் அண்ட் கிண்டில நம்ம ரெண்டு சர்வீஸ் அவுட்லேட் இருக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா கஸ்டமர் வந்து அவங்களுடைய என்கொயரி எல்லாத்தையும் சொல்லுவாங்க தென் நம்மளுக்கு இமீடியட் டெலிவரி கிடைக்கிற மாதிரி என்னென்ன கார்ஸ் இருக்குன்னா நம்மளுக்கு Nissan Kicks and Datsun and RediGO ரெண்டு கார் இருக்கு அண்ட் மேக்னெட் கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட்ல போயிட்டு இருக்கு நிசான் கிக்ஸ்ல என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா நம்மளுக்கு one lakh up to one lakh one lakh வரைக்கும் ஆஃபர் போயிட்டு இருக்கு டாட்ஸ் அண்ட் வந்து அப் டு பிப்டி தௌசண்ட் வரைக்கும் ஆஃபர் போயிட்டு இருக்கு இமீடியட்டா டெலிவரி கொடுக்கலாம் கஸ்டமர் விருப்பம் உள்ளதா வந்து புக் பண்ணலாம் இந்த ஆஃபர் வந்து அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் தான் ஆஃபர் இது ஆஃபர் இருக்கு friends in the bigger first the Yeah, the youth project is language. language. Try to come forward, future goal is இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஃபீச்சர்ஸ் தான் comfort best vehicle best vehicle ஏன்னா comfort sixty off roading model so அதுக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ நல்ல ஃபுல்லோட அதிகமாகும் கீழே நம்மளுக்கு ப்ரோக்கில் அதிகம்ன்றதுனால எந்த இஷ்யூஸும் இல்லை மெயின் வந்து ஹேண்டிங் ஏன்னா போகும்போது நம்ம ஸ்டேரிங் வெயிட்டு ஹேண்டிங் நல்லா சீரியஸ் எபிலிட்டி ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கு வந்து சர்வீஸ் ஷோரூம்ல ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து புக்கிங் டைம் ஸ்பெஷல் டைம் வந்து பட் பண்ணோம் ஸ்டார்டிங் மல்டிபிள் எல்லாமே வந்து சில பேருக்கு மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும் அது எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் வந்துடும் அது வந்து இந்த டீலர்ஸ்க்கு எந்த வந்து சேஃபாக செக்யூராக ட்ரை பண்ண வீடியோட என் செக்ஷன் மட்டும் யூடியூப் சேனல் இவர்கிட்ட நம்ம கேட்டு பேசிக்கலாம் என்ன வெஹிக்கிள் எடுத்திருக்காரு எப்போ எடுத்திருக்காரு சாமியோட டீட்டெயில் தரேன் தெரிஞ்சுக்கணும் என்எம் கோபிநாத் கோபிநாத் தனியாக ஆல்மோஸ்ட் என்ன அவுட் ஆஃப் நிமிடி தெரியும் நிமிடிச்சேரி பட்டாபுரம் அவுட் ஆஃப் சென்னை சரி எப்படி சார் பிராண்ட் யூஸ் பண்ணுவோம் வேறு எல்லாம் பிராண்ட் ஐடியா டாட்டாவும் நிசான் ரெண்டு தான் பார்க்குறேன் சார் டாட்டா நிசான் வந்து பாடி பில்ட் குவாலிட்டியில் டாட்டா போகிறேன் வந்து பார்க்கும்போது டாட்டா ஷோரூம் வரும்போது சில பக்கத்தில் நிசானில் கூட பார்ப்போம் நிசான் ஜப்பான் இன்ஜின் ஒரு ஆரம்பிய ஒரு மைக்கில் வந்து ஒரு பேர் இருந்துச்சு ஜப்பான் நிசான் மேலே சரி போய் பாப்பா வந்து பார்த்தேன் ரிசான் ஃபர்ஸ்ட் லுக்கே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அந்த மேக்னெட் ஃபஸ்ட் லுக்கும் ஓகே ப்ளஸ் ப்ரைஸ் ரேட்டும் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு டைமில் ஸ்டேடிக்கு அப்புறம் ஃபைவ் கம்மியாக இருந்துச்சு ஃபைவ் லேக்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ ஃபைவ் லேக்ஸில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து அந்த அந்த வண்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் வந்து லாஸ்ட் ஜூலை ஜூலை மந்த் எடுத்துருக்கேன் ஃபைவ் மந்த்ஸ் ஆமாம் என்ன கலர் எடுத்துருக்கீங்க சின்ன colour pure pure colour pure colour price என்ன நான் எடுக்கும்போது நான் ஹண்ட்ரடுக்கு ஆஃபர் எடுக்கும்போது ஹண்ட்ரடுக்கு ஆஃபர் எனக்கு எடுக்கும்போது செவன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஆமாம் எனக்கு எக்ஸ்வி டாப் எண்டுக்கு டாப் எண்டு எக்ஸ்வி எக்ஸ்வி நான் turbo one litre one litre petrol வண்டி ஆமாம் சார் இந்த மேக்னேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்கிறது எல்லாமே வந்து ட்ரைவிங் சூப்பராக இருக்குது ஒரு ஃபுல் அஃபோர்டபுள் மெயின்டைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறோம் அப்டே பண்ண விஷயம் லைக் வண்டியோட இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் எனக்கு ப்ராப்ளம் ஒயர்லெஸ் ஸ்பீக்கர்ஸ்ன்றதுனால நமக்கு எந்த ஸ்பீட் தேவையோ அதை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி அதை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க ஆமாம் சரி யூஸில் பண்ணி பண்ணலாம் ஏன்னா பேக் ஃபெசிலிட்டி தேவையில்ல அவங்க ரொம்ப ஒரு கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணி நம்ம பண்ண பிரிண்ட்டை மட்டும் பிரிண்ட் அந்த மாதிரி அதான் நல்லா இருக்குது இந்த வண்டி டிரைவிங்கும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு சிட்டி ரைடு ரொம்ப நல்லா இருக்குது வண்டியோட ஒரு ஃபீலே வந்து வேறு மாதிரி இருக்குது நம்ம நார்மலாக வர வண்டி மேனுவல் மேனுவல் மேனுவல் மேனுவல் சரி இப்போ வண்டி ஒரு சூப்பராக இருந்தது இந்த வண்டி எடுக்கிறதுக்கு நான் புக் பண்ணி புக் பண்ணேன் பட் எனக்கு வண்டி அதான் லேட்டாக ஆச்சு ஏன்னா மேனுஃபேக்சர் கொரோனா மேனுஃபேக்சரிங் லாக்டவுன் காரணம் எவ்வளோ நேரம் கிடைச்சு நார்மல் செவன் மந்த்ஸ் கிடச்சி டூ வந்து டூ மந்த்ஸ் சொன்னாங்க பட் பட் இதே எனக்கு ஃபாலோயிங் ஒரு தான் அப்படியே கொடுத்தாங்க எவ்வளோ மந்த்ஸ் இருக்குது அப்படி கரெக்டாக அப்படியே ஆமாம் வண்டி வண்டி நான் ரீசெண்டாக வந்து நான் கேட்டு கேட்ட கலர் கூட அவங்க ஆஃபீஸில் கொடுத்துட்டு நாங்கள் சார் இந்த நாள் ரெடியாக இருக்கும் எனக்கு இதாக இருக்கும் உங்களோட அப்டேட்ஸ் இருந்தாங்க ஓ அது ரொம்ப நீட்டாக இருந்துச்சு கிளம்புறேன் சர்வீஸோட சர்வீஸாக இப்போ ஸோ வண்டி எடுத்துகிட்டு போன எனக்கு நெக்ஸ்ட் ஒன் வீக்கில் கால் பண்ணுறாங்க இதான் சர்வீஸ் நம்பர் இதான் சர்வீஸ் வேணும் எங்கள் சர்வீஸ் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் சர்வீஸ் எப்போனா அப்படியே டுவெண்ட்டி அது மாதிரி கரெக்டாக எக்ஸாம் செகண்ட் மந்த் வந்து எனக்கு அவங்களே கால் பண்ணி சர்வீஸ் ரெடி பண்ணி இதே கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும் ஆமாம் நேரோ ப்ரௌட் அதேமாதிரி அவங்களோட ரேவர் கால் புது ஏன் அது வந்து எனக்கு நான் எங்கேயும் கேள்விப்பட்டேன் இந்த ராமன் ஃபஸ்ட் இருக்காங்க பட் ஏன் அது இன்சூரன்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் பே பண்ணிக்கலாம் அது நெக்ஸ்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் பே பண்ணி ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து வாரண்டி வாரண்டி இந்த வண்டி எந்த ஜீரோ எந்த சர்வீஸுமே zero five years warranty five years extra warranty AMC இப்போ நம்ம அடுத்தது ஏஎம்சி ஒன்று ஸோ அது என்னன்னா எனக்கு சர்வீஸ் வரும்போது நமக்கு ஜீரோ எல்லாமே ஜீரோ தான் ஈவன் பத்து வருஷம் சேர்த்து ஜீரோ சொன்னாங்க அதனால் பத்து வருஷம் பிளான் ஜீரோ தான் ஸ்டார்ட் சார்ஜ் ஸோ அஞ்சு சர்வீஸும் பக்கா இருக்குது பிரேக்கிங் எப்பவுமே மாறுதி ஆட்டோ கேட்டேன் நிறைய நான் கடன் அடிச்சுன்னா வந்து போய் ஒரு ஸ்டெபிலிட்டி அது ஸ்டெபிலிட்டிக்காக வந்து தட்டிடும் போயிட்டு பட் நானே அடிச்சேன் ஒரு ரெண்டு மணி நேரம் நடுவு சடனாக ரொம்ப அடிக்கும்போது ஒன் ஜஸ்டே தான் அப்படியே கட்டில் இருந்துச்சு ஹைவேஸுமே நல்லா பிரீடிங் ரியர் சஸ்பென்ஷன் ஆ எனக்கு அதுவும் எங்கள் ஏரியா வந்து மோஸ்ட்லி ஆஃப் ரோட் பார்த்தா இருக்கும் ஆஃப் ரோடு போனோம் ஆஃப் ரோட் தான் எனக்கு பல பாட்டோஸ் நிறைய இருக்கும் பட் எந்த இதுவுமே எனக்கு பெருசாக அந்த ஒரு பம்பு தெரிஞ்சது பங்கு இதெல்லாம் இதெல்லாம் நீட்டாக இருக்கும் வந்து வளர்த்து போனால் நீட்டாக தேங்க்யூ தேங்க்யூ